and welcome to Pebbles Tamil channel viewers நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய திருக்கோவில்களை பற்றியும் திருத்தல யாத்திரைகளை பற்றியும் நிறையவே வந்து பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில் இந்து சமய ஆன்மீகத்தில் இந்த திருத்தல யாத்திரை அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த நவகிரக பரிகார ஸ்தல யாத்திரை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத ஒரு திட்டமாக வந்து வச்சுருப்பாங்க தங்களுக்கு இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த நவகிரக ஸ்தல யாத்திரையை வந்து மேற்கொள்வாங்க ஸோ அப்படி நீங்கள் உங்களுடைய பயண திட்டத்தில் நவகிரக ஸ்தல யாத்திரை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த ஒரு நாள் பயணத்திட்டமாக இந்த நவகிரக ஸ்தல யாத்திரையை எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறது அந்த பயணத்திட்டத்தினுடைய நேரம் காலம் இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது நம்மளுடைய இந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கோள்களை தான் நாம் வந்து நவகிரகம் என்று பெயர் சூட்டி நாம் வந்து வழிபட்டு வருகின்றோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கோள்களை தான் வந்து நாம் வந்து நவகிரகங்கள் என்று வந்து வழிபட்டு கொண்டு வருகின்றோம் இந்த ஒவ்வொரு நவகிரகங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் கல்வி பதவி ஆரோக்கியம் ஆயுள் அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்களை அவனுடைய வாழ்வில் தீர்மானிக்கின்ற ஒன்றாக வந்து அமைந்திருக்கிறது நம்முடைய இந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில தோன்றிய உடனேயே அவனுடைய அந்த பிறந்த நேரத்தை வைத்து அவனுக்கான லக்கணம் அப்படின்றத வந்து ஒன்று கணிக்கிறாங்க ஸோ அந்த லக்கணத்திற்கு ஏற்ப அவன் பிறந்த நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அந்த கோள்களினுடைய தன்மையை இந்த ஒன்பது கட்டங்களில் வந்து அடக்குவாங்க ஸோ இதுதான் வந்து அவனுடைய ஜாதகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கோள்களும் அவன் வளரும் காலகட்டத்தில் ஒவ்வொரு கோள்களும் வந்து இடமாற்ற இடமாற்றம் வந்து அடையும் ஸோ அந்த இடமாற்றத்தினால அவனுடைய வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளும் தோஷங்களும் வந்து ஏற்படுது ஸோ இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளையும் அந்த தோஷங்களையும் நிவர்த்தி செய்வதற்காகவும் அந்த கோள்களை அமைதி சாந்தப்படுத்துவதற்காகவும் நிறைய வந்து பரிகாரங்களும் திருத்தல யாத்திரைகளும் வந்து மேற்கொள்வாங்க ஸோ அப்படி வந்து அந்த கிரக தோஷங்களை போக்குவதற்காக தான் இந்த நவகிரக ஸ்தல யாத்திரை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து மேற்கொள்வாங்க ஒவ்வொரு சிவ ஆலயங்கள்லையும் வந்து இந்த நவகிரகங்களுக்கான சந்நிதி வந்து நவகிரக சந்நிதி அப்படிங்கிறது தனியாகவே அமைந்திருக்கும் இந்த நவகிரக சந்நிதியில் வந்து நிறைய வந்து பரிகார பூஜைகள் எல்லாமே பண்ணுவாங்க இந்த சிவ ஆலயங்களில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நவகிரகங்கள் ஒவ்வொன்றிற்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பான தனித்தனியான கோவில்கள் ஸ்தலங்கள் வந்து அமைந்திருக்குது ஸோ அதை தான் வந்து நவகிரக ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்றைய தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்டத்தில் தான் இந்த ஒன்பது நவகிரகங்களுக்கான கோவில்கள் எல்லாமே வந்து அமைந்திருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா கும்பகோணம் நகரை சுற்றி தான் இந்த ஒன்பது நவகிரக கோவில்களும் வந்து அமைந்திருக்குது அப்படி இந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நவ கிரகங்களுக்கான கோவில்கள் அமைந்திருக்கின்ற ஊர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் சூரியனார் கோவில் சந்திரன் திங்களூர் குரு ஆலங்குடி ராகு திருநாகேஸ்வரம் சுக்கிரன் கஞ்சனூர் செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோவில் புதன் திருவெண்காடு கேது கீழ்பெரும்பள்ளம் சனி திருநள்ளாறு ஸோ இந்த ஒன்பது ஊர்கள்லையும் தான் இந்த ஒன்பது கிரகங்களுக்கான தனித்தனி கோவில்கள் வந்து அமைந்திருக்குது ஸோ நாம் இதுவரைக்கும் நவகிரகங்கள்னா என்ன அதற்குரிய தனித்தனி கோவில்கள் வந்து எங்கே அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஒரு நாள் பயண திட்டமாக இந்த நவகிரக ஸ்தல யாத்திரையை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் நவகிரக ஸ்தல யாத்திரையை ஒரு நாள் பயண திட்டமாக வந்து நாம் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த மூன்று ஊர்கள்லேருந்தும் தொடங்கி நிறைவு செய்யலாம் அதுலேயும் இந்த கும்பகோணத்தில் தொடங்கி நிறைவு செய்கிறது வந்து ரொம்பவே சிறப்பானதாக அமைந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த நவகிரக கோவில்களில் பாதி கோவில்கள் வந்து கும்பகோணத்துலேருந்து சற்று தொலைவிலே தான் வந்து எல்லா கோவில்களும் வந்து அமைந்திருக்குது இதில் இந்த சனீஸ்வரன் கோவிலான இந்த திருநள்ளாறு தான் வந்து கும்பகோணத்துலேருந்து சற்று தொலைவில் வந்து அமைந்திருக்குது அடுத்ததாக வந்து இந்த நவகிரக தரிசனத்தின் போது சன்னீஸ்வரன் கோவிலில் வந்து கடைசியாக வந்து தரிசனம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இந்த கும்பகோணத்துலேருந்து தொடங்குனீங்க அப்படின்னாக்கா முதல்ல வந்து திங்களூருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு கோவிலாக தரிசனம் பண்ணி கடைசியாக இரவு ஒன்பது மணிக்கு உள்ளார சன்னீஸ்வரனை தரிசனம் செய்யலாம் ஸோ அதனால் வந்து இந்த மூன்று ஊர்களில் கும்பகோணத்துலேருந்து உங்களது பயண திட்டத்தை அமைத்துக்கிறது ரொம்பவே சரியானதாக வந்து இருக்கும் உங்களுக்கு சௌகரியப்படும் பட்சத்தில் நீங்கள் தஞ்சாவூர்லேருந்தோ அல்லது மாயவரத்துலேருந்து உங்களது இந்த ஒரு நாள் பயணத்திட்டத்தை நீங்கள் வந்து கொள்ளலாம் நான் இந்த வீடியோவில் நவகிரக ஸ்தல யாத்திரை பயணத்தை ஒரு நாள் பயணமாக வந்து கும்பகோணத்தில் தொடங்கி எந்தெந்த ஊர் வழியாக இந்த பயணத்தை வந்து நிறைவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாகவும் விளக்கமாகவும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பெரிய நகரம் தான் வந்து இந்த கும்பகோணம் இந்த கும்பகோணம் வந்து ஒரு நகராட்சியாக அமைந்திருக்கிறதுனால இது ஒரு பெரிய டவுன் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் கும்பகோணத்துக்கு வரும் பட்சத்தில் இங்கே வந்து தங்குறதுக்காக நிறைய ரூம்ஸ் லாட்ஜ் ஹோம் ஸ்டே அப்புறம் வந்து இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரியான நிறைய தங்கும் வசதிகள் இருக்குது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் வந்து வெரைட்டியாக நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து பார்க்க முடியும் கும்பகோணத்தினுடைய லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கை ரிக்ஷாவில் தொடங்கி town buses auto rickshaw taxi call taxi rental taxi இந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து கும்பகோணத்தில் இருக்குது ஸோ நீங்கள் கும்பகோணத்துக்கு சென்னையிலேருந்து வர்றீங்க அப்படின்னாக்கா சென்னை எக்மோர்லேருந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த பஸ் போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ப்ரைவேட்டாக நிறைய பஸ் வந்து கும்பகோணத்துக்கு சென்னை டு கும்பகோணம் டைரக்ட் பஸ்ஸே இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸான எஸ்சிடிசிலையும் நிறைய வந்து பஸ் பஸ் வந்து இயக்கப்படுது தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலேருந்தும் கும்பகோணத்துக்கு நேரடியாக நீங்கள் வந்தடைகிறதுக்கு நிறைய பஸ் போக்குவரத்து இருக்குது அதே மாதிரி மதுரை திருச்சி திருநெல்வேலி இந்த பகுதியிலேருந்து ட்ரெயின் போக்குவரத்து வசதியும் கும்பகோணத்துக்கு வந்து நிறையவே இருக்குது இந்த நவகிரக திருத்தல யாத்திரையை வந்து நம்ம ஒரே நாளில் பயணம் செய்ய இருக்கிறதுனால இதை வந்து நாம் ஒரு ஓன் டாக்ஸியோ அல்லது ரெண்டல் டாக்ஸியோ இருந்தால் தான் நாம் இந்த பயணத்தை வந்து ஒரு நாளில் வந்து முடிக்க முடியும் அதே மாதிரி இந்த நவகிரக யாத்திரையை வந்து ஒன் டே ட்ரிப்பாக கும்பகோணத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய வந்து டூர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க ஸோ நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் கூட இந்த ஒன் டே டூரை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் கான்டாக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அது அது வேணும்னாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய புக்கிங் வேணும்னாக்கா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள் டூர் ஆப்ரேட்டர்கிட்ட உங்களுடைய பயண திட்டத்தை வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்களே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துப்பாங்க எங்கே தொடங்குறது டைமிங் எல்லாமே அவங்களே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணிவிடுவாங்க இப்போது நீங்கள் வந்து ஓன் டாக்ஸியில் இந்த பயணத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னாக்கா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் முதல்ல நவகிரக ஸ்தலங்களில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது திங்களூரில் இருக்கிற சந்திரனுக்குரிய ஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கும்பகோணத்துலேருந்து திங்களூர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருவையாருக்கு முன்னாடியே இருக்கிறது தான் இந்த திங்களூர் இந்த திங்களூரை கும்பகோணத்துலேருந்து சென்றடைகிறதுக்கு ரெண்டு பாதை இருக்குது ஒன்று வந்து சுவாமிமலை கபிஸ்தலம் கணபதி அக்ரஹாரம் திங்களூர் இன்னொரு பாதை வந்து பாபநாசம் ஐயம்பேட்டை கணபதி அக்ரஹாரம் திங்களூர் ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் நீங்கள் அஞ்சரை மணிக்கு புறப்பட்டீங்க அப்படின்னாக்கா திங்களூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து ரீச் பண்ணிவிடுவீங்க இந்த கோவில் வந்து காலையில் வந்து ஆறு மணிக்கெலாம் திறந்துடுவாங்க ஸோ நீங்கள் ஆறரை மணிக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோவில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனையும் பிற சந்நிதிகளையும் வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ண முடியும் ஸோ நவகிரக ஸ்தலங்களில் சந்திரனுக்குரிய ஸ்தலங்களை முதல்ல நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஏழு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே எட்டு மணிக்கெல்லாம் கும்பணம் வந்து சேர்ந்துடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவதாக தரிசனம் செய்ய இருக்கின்ற நவகிரக ஸ்தலம் வந்து ஆலங்குடியில் இருக்கிற குருஸ்தலம் நீங்கள் கும்பகோணத்தை கிராமத்துலேருந்து மன்னார்குடி போகக்கூடிய அந்த சாலையில் வளைங்கமானுக்கு அடுத்ததாக வர்றது தான் இந்த ஆலங்குடி அப்படின்ற ஊர் இது வந்து கிட்டத்தட்ட கும்பகோணத்துலேருந்து ஆலங்குடி வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆலங்குடி குருஸ்தலமும் வந்து ரொம்ப சின்ன கோவிலாக இருக்கிறதுனால ஸோ ஆஃப் அன் ஹவர் போதும் நீங்கள் வந்து இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து நைன் ஓ கிளாக் ரீச் ஆகுறீங்க ஸோ நைன் தேர்ட்டி வந்து இந்த கோவிலில் தரிசனம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நைன் தேர்ட்டிக்கு கிளம்பினீங்க அப்படின்னாக்கா மூணாவதாக தரிசனம் பண்ண இருக்கின்ற நவகிரக ஸ்தலம் வந்து திருநாகேஸ்வரத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு ஸ்தலம் தான் ஸோ நீங்கள் ஆலங்குடியிலேருந்து கும்பகோணம் வர ரோட்டில் வந்து கும்பகோணம் டவுனுக்குள்ளே என்ட்ராகாமல் பைபாஸ் வழியாக நீங்கள் வந்து திருநாகேஸ்வர் வந்து போயிடலாம் ஸோ இதுக்கு வந்து ஆலங்குடியிலேருந்து திருநாகேஸ்வரத்தோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வந்து அதே டிஸ்டன்ஸ் தான் வரும் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே வந்து நீங்கள் திருநாகேஸ்வரத்துக்கு நீங்கள் வந்து சென்றடைய முடியும் இந்த திருநாகேஸ்வரம் கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில் ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ராகு சந்நிதியையும் மற்ற பிற சந்நிதிகளையும் பார்க்குறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து மற்ற கோவில்களில் ஆஃப் அன் ஹவர் பார்த்த மாதிரி இந்த கோவிலில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு முக்கால் மணி நேரம் வந்து நம்ம வந்து இந்த கோவிலுக்கு நம்ம வந்து செலவிடலாம் ஸோ நீங்கள் பத்தே ஹாலுக்கு திருநாகேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்கும் திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலத்தில் அங்கே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறீங்க திருநாகேஸ்வரத்தில் ராகுவை வந்து தரிசனம் செய்த பிறகு இந்த நவகிரக ஸ்தலத்தில் நான்காவதாக தரிசனம் செய்ய வேண்டிய திருக்கோவில் வந்து சூரியனுக்குரிய ஸ்தலமான சூரியனார் கோவில் அப்படின்ற அந்த ஊருக்கு தான் ஸோ இது வந்து திருநாகேஸ்வரத்துலேருந்து ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த திருக்கோவில் வந்து ஸோ அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் திருநாகேஸ்வரத்துலேருந்து திரும்ப கும்பகோணத்துக்கு வர வேண்டியதில் ஸோ நிறைய பேர் வந்து கும்பகோணம் வந்துட்டு தான் திரும்ப அந்த மயிலாடுதுறை ரோட்டை எடுத்து போவாங்க ஸோ ஏன்னாக்கா திருநாகேஸ்வரத்துலேருந்து ஒரு ஷார்ட் கட் வந்து இருக்குது அந்த ரோடுமே வந்து எப்போதுமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த ரோடு வழியாக நம்ம போனோம் அப்படின்னாக்கா அம்பாசமுத்திரம் திருபுவனம் திருவுடைமருதூர் ஆடுதுறை ஸோ இந்த இந்த மயிலாடுதுறை ரூட்டை வந்து நம்ம வந்து டச் பண்ணிடலாம் இப்போ நம்ம காவிரி ஆற்று பாலத்து அதாவது ஆடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்று அந்த பாலத்தை தாண்டின பிறகு லெஃப்ட் சைடில் திரும்பணும் அப்படின்னாக்கா இந்த சூரியனார் கோவிலுக்கு போகக்கூடிய அந்த பாதை வந்து வரும் ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னாக்கா அந்த சூரியனார் கோவிலுக்கு வந்து நம்ம வந்து சென்றடைய முடியும் நீங்கள் திருநாகேஸ்வரம் ராகுவை தரிசனம் செய்த பிறகு நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு சுமார் ஒரு பதினோரு மணிக்கு வந்து புறப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த திருநாகேஸ்வரத்துலேருந்து சூரியனார் கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னிரெண்டு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து ரீச் ரீச் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அதனால் வந்து சூரியனார் கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் சூரியனார் கோவிலில் வந்து நாம் வந்து சூரியனை வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த சூரியனார் கோவிலுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த திருமங்கலக்குடி அப்படின்ற அந்த ஊரில் வந்து பிராணநாதேஸ்வரர் அப்படின்ற சிவன் கோவில் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு அந்த சிவபெருமானை வழிபட்ட பிறகு தான் வந்து நாம் வந்து சூரியனை வந்து நம்ம வந்து வழிபடணும் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பிராணநாதேஸ்வரர் திருக்கோவிலில் தான் வந்து ஒன்பது ஒன்பது நவகிரகங்களும் இந்த சிவபெருமானை சுற்றி அமர்ந்து தவம் செய்ததாக ஒரு ஐதீகம் வந்து சொல்லப்படுது ஸோ நீங்கள் திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரரை தரிசனம் செய்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சூரியனார் கோவிலில் வந்து சூரியனை வந்து வழிபடலாம் இந்த கோவில் வந்து சற்று பெரிய கோவிலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய எப்பொழுதுமே வந்து ஓரளவு கூட்டம் இருக்கிற ஒரு கோவில் தான் இங்கே வந்து சிறப்பு கட்டணங்கள் எல்லாமே இருக்குது தரிசனம் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கோவிலில் வந்து சூரியனை தவிர்த்து ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் தனித்தனி சந்நிதிகள் வந்து அமைந்திருக்குது ஸோ சூரியனை மையமாக கொண்டு ஒவ்வொரு சந்நிதிகளாக வந்து இருக்கும் ஸோ இங்கே நிறையா வந்து அந்த பிரார்த்தனைகள்லாம் இங்கே இருக்குது ஒவ்வொரு சந்நிதிகள்லையும் ஸோ நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சு ஸோ நீங்கள் வந்து அந்த கோவில்லையும் நீங்கள் வந்து பரிகார பூஜைகள் எல்லாமே வந்து செய்து கொள்ள முடியும் நீங்கள் இந்த சூரியனார் கோவில் திருமங்கலக்குடி இந்த ரெண்டு கோவிலையும் தரிசனம் செய்து முடிக்கிறது கிட்டத்தட்ட வந்து இந்த கோவிலில் வந்து ஒன் ஹவர் வந்து இந்த ஊர்லேயே உங்களுக்கு வந்து ஆகிடும் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து டுவெல் தேர்ட்டி ஆயிருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து ஐந்தாவதாக வந்து தரிசனம் செய்ய இருக்கின்ற திருக்கோவில் வந்து சுக்கிரனுக்குரிய ஸ்தலமான கஞ்சனூர் தான் ஸோ அது வந்து சூரியனார் கோவில்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஸோ நீங்கள் சூரியனார் கோவிலில் ஒரு டுவெல் தேர்ட்டிலேருந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் கிளம்புனா கூட நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கஞ்ச அஞ்சனூர் சுக்கிரன் கோவிலுக்கு வந்து சென்றடையலாம் இது வந்து இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிலேருந்து ஒன்னேகாலுக்குள்ளே வந்து எல்லா கோவிலும் வந்து அடைச்சிடுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த கஞ்சனூர் சுக்கிரன் கோவிலும் வந்து ஒன்னேகாலுக்குலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நமக்கு வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி அல்லது டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்புனா கூட நம்ம வந்து கஞ்சனூரை வந்து சுக்கிரன் ஸ்தானத்துக்கு நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு நேரம் வந்து சரியாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த கஞ்சனூர் வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனை வழிபடலாம் ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் பெரிய கோவில் தான் ஸோ மதியம் வந்து இந்த கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலத்தில் வந்து நடை அடைக்கிற வரைக்கும் நாம் கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய கோவிலுக்கெலாம் வந்து நம்ம வந்து பயணம் செய்ய போகிறோம் இப்போ நம்ம காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு திங்களூரில் தொடங்கி மத்தியானம் வரைக்கும் இப்போ கஞ்சனூரில் வந்து நம்மளுடைய பயணத்தை வந்து முடித்திருக்கிறோம் பொதுவாகவே வந்து எல்லா கோவில்களும் வந்து அதிகாலையில் ஆறு மணிக்கு திறந்து மதியம் வந்து ஒரு மணிக்கெலாம் வந்து நடை அடைச்சிடுவாங்க ஸோ அதனால் மாலையில் நாலு மணிக்கு மேலே வந்து மீதம் இருக்கிற நவக்கிரக கோவில்லாம் வந்து தரிசனம் பண்ணலாம் கஞ்சனூர்லேருந்து மயிலாடுதுறை கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இதை வந்து நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து போயிடலாம் அங்கேருந்து கிளம்பி நாம் நாலு மணிக்கு உள்ளார வைத்தீஸ்வரன் கோவில் போயிடலாம் வைத்தீஸ்வரன் கோவில் வந்து மயிலாடுதுறையிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் இப்போது நவகிரக ஸ்தலங்களில் அடுத்ததாக தரிசிக்க இருக்கின்ற ஸ்தலம் வந்து செவ்வாய்க்குரிய ஸ்தலமான வைத்தீஸ்வரன் திருக்கோவில் தான் ஸோ இந்த திருக்கோவில் வந்து மாலை நேரத்தில் நம்ம முதல் கோவிலாக வந்து தரிசனம் செய்ய போகிறோம் இது வந்து நாலு மணிக்கு வந்து திறக்கிறாங்க அப்படின்னாக்கா இதுவும் வந்து கொஞ்சம் பெரிய கோவில் தான் இங்கே வந்து வைத்தீஸ்வரனுக்கு தனி சந்நிதியும் செவ்வாய்க்கு வந்து அங்காரகனுக்கு தனி சந்நிதியும் வந்து அமைந்திருக்குது பிரதான எல்லா கோவில்கள்லையும் பிரதான தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சிவபெருமான் தான் ஸோ அங்கே வந்து தனித்தனி சந்நிதிகளாக தான் வந்து நவகிரகங்களுக்கு வந்து அமைந்திருக்குது ஸோ அதே மாதிரி தான் இந்த செவ்வாய்க்கும் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் தனி சந்நிதியாக இருக்குது இந்த கோவிலை வந்து நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஃபுல்லாக முழுவதும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பணும் அப்படின்னாக்கா அடுத்ததாக இருக்கின்ற தரிசிக்க இருக்கின்ற திருக்கோவில் வந்து திருவெண்காடில் இருக்கிற புதன் ஸ்தலம் இது வந்து நம்ம வைத்தீஸ்வரன் கோவில்லேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த திருவெண்காடு இந்த திருவன்காடு அப்படின்ற ஊர் வந்து சிதம்பரம் நாகை ஹைவேஸில் பூம்புகாருக்கு முன்னாடி வந்து அமைந்திருக்கிறது இந்த ஊர் ஸோ நாம் இந்த நவகிரக ஸ்தலத்தில் அடுத்ததாக தரிசிக்க இருக்கின்ற திருக்கோவில் வந்து புதனுக்குரிய ஸ்தலமான இந்த திருவன்காட்டுக்கு தான் ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம இப்போ வந்து வந்து சேர்ந்துருப்போம் ஸோ இந்த கோவில் வந்து கொஞ்சம் பெரிய கோவிலாக தான் இருக்கும் ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் திருவன்காடு புதன் ஸ்தலத்துக்கு அடுத்தபடியாக நாம் தரிசிக்க இருக்கின்ற நவகிரக ஸ்தலம் வந்து கீழ்பெரும் பள்ளம் கேதுவுக்கு இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் இது வந்து நம்ம திருவன்காட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த கீழ் பெரும்பள்ளம் அதாவது பூம்புகாரில் தான் இந்த கேதுவுக்கான திருக்கோவில் வந்து அமைந்திருக்குது ஸோ நம்ம வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு இந்த திருவன்காட்டில் நம்ம வந்து தரிசனம்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து அந்த கீழ்பெரும்பள்ளத்தை வந்து சென்றடையலாம் அங்கே நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வந்து டைம் எடுக்கும் ஸோ அந்த கோவிலில் நம்ம தரிசனம் பிடிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒன்பது நவகிரக கோவில்களில் திங்க திருவேலூரும் இந்த கீழ்பெரும் பள்ளமும் மட்டும்தான் ரொம்ப சின்ன கோவிலாக இருக்கும் மற்ற கோவில் எல்லாம் ஓரளவு நல்ல பெரிய கோவிலாக தான் அமைந்திருக்கும் ஸோ நாம் இங்கே வந்து இந்த கீழ்பெரும் பள்ளம் கேது ஸ்தலத்தில் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்மளுடைய இந்த தரிசனத்தில் முடித்தால் கூட நாம் அங்கேருந்து அடுத்ததாக வந்து திருநள்ளார் சனீஸ்வரன் ஸ்தலத்துக்கு வந்து தரிசனத்திற்கு செல்ல முடியும் கீழ்பெரும் பள்ளத்திலிருந்து நவகிரக ஸ்தல யாத்திரையில் கடைசியாக தரிசனம் செய்ய இருக்கின்ற திருக்கோவிலான திருநள்ளாறு சனீஸ்வரன் திருக்கோவிலுக்கு போகலாம் இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாம் இங்கே கீழ்பெரும்பள்ளத்தில் கிளம்புறோம் அப்படின்னாக்கா நாம் வந்து திரும்பவும் இந்த சிதம்பரம் நாகை ஹைவேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த திருநள்ளாறு வந்து அமைந்திருக்குது இந்த ஹைவேஸில் நம்ம பயணம் செய்யும்போது திருக்கடையூர் தரங்கம்பாடி காரைக்கால் வருவோம் ஸோ காரைக்கால்லேருந்து கும்பகோணம் போகிற ரோட்டில் அஞ்சு கிலோ கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருநள்ளாறு வந்து அமைந்திருக்குது இப்போ நாம் அங்கே வந்து சிக்ஸ் தேர்ட்டி கிளம்புனா கூட இந்த நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரை ஒரு ஒன் ஹவருக்குள்ளே நம்ம வந்து சேர்ந்துட முடியும் இப்போ செவன் தேர்ட்டி வந்து நம்ம வந்து கோவிலுக்கு நம்ம வந்து சேர்ந்துடலாம் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு ஸோ இங்கே வந்து செவன் தேர்ட்டிலேருந்து இல்லை செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவரோ இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நல்ல தாராளமாகவே வந்து தரிசனம் செய்ய முடியும் இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு எயிட் தேர்ட்டிலேருந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கும்பகோணத்துக்கு நீங்கள் நேரடியாக வந்து சேர்ந்துடலாம் ஸோ திருநள்ளாறுலேருந்து கும்பகோணம் டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன் ஹவருக்கு உள்ளாரியே நம்ம வந்து கும்பகோணத்தை வந்து வந்து அடைஞ்சிடலாம் ஸோ நாம் இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவில் ஒரு நாள் பயணத்திட்டமாக இந்த நவகிரக ஸ்தலங்களை எப்படி வந்து தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பீப்புள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்